அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம bank Nifty future one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு nine fifteen AM market open ஆகிருக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட் ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு டவுனில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு so market forty thousand range அன்றைக்கி வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கடுத்து இன்றைக்கி பாருங்கள் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி நைன் தௌசண்டையே பிரேக் அவுட் பண்ணுற லெவல் கிட்டக்க நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ thirty nine hundred two hundred range கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் லைவ் மார்க்கெட்டில் எவ்ரிடே உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் ஸோ இதில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஜெனரேட் ஆகிட்டு வரும் ஸோ ஜஸ்ட் எப்படி இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்களோ அதே மாதிரி டெய்லி இந்த சார்ட்டஸ்மாக ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கரண்ட்டில் பை கால்னால் நெக்ஸ்ட்டு செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆகும் நமக்கு ப்ரீயஸ் டே பாருங்கள் மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகிற ஒரு டென் மினிட்ஸ் பேக்கில் ஒரு பை கால் ஜென்ரேட் ஆனபடி க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி கால் வந்துச்சு அப்படின்னா செல் கால் தான் வரும் ஸோ அதே மாதிரியே நமக்கு இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு so red colour candle open ஆயிருக்கு sell at thirty nine thousand triple one தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்க red colour lines target line இதில் ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் தான் first target second red colour line second target நமக்கு ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா thirty nine thousand fourteen almost ஒரு தேர்ட்டி நைன் தௌசண்ட் கிட்டக்க இருக்குது அது ஒரு ரவுண்டான ரேஞ்ச் மேக்ஸிமம் ரவுண்டான ரேஞ்ச் கிட்டக்க போகையில் மார்க்கெட் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு மேலே கொஞ்சம் புல்லாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது ஒரு சப்போர்ட்டிங் ரேஞ்ச் மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் அது பிரேக் அவுட் பண்ணால் நல்லா இறங்கவும் செய்யும் ஸோ அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது தான் நம்ம பேசிகிட்டு இருந்த வித்தின் இந்த ஒரு thirty second to one minute கேப்லேயே பாருங்கள் நமக்கு டார்கெட் ஒன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு தேர்ட்டி நைன் தௌசண்ட் ரேஞ்சே ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீயஸ் டேனுடையது இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா வந்திருக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் செவன் எயிட்டி டூவில் வந்திருக்கு அது பாருங்கள் எல்லா காலுமே கால் ஜென்ரேட் ஆனோன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணாது இந்த கால் பாருங்கள் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டக்க என்ட்ரி பாயிண்ட் கிட்ட ட்ரேடிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டவுன் அதில் தான் ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது ஏன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நாங்கள் ஷோ பண்ணுறோம் இன்றைக்கி நமக்கு கால் கிடைச்சது கிடைச்ச ஸ்பீடில் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கலாம் பட் இது எவ்ரிடே நடக்காது தான் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நம்ம கிடைக்கும்போது அந்த ஒரு ஸ்பீடில் அந்த ஒரு மொமெண்டமில் பார்த்தீங்க அப்படின்னா வர்ற கால் அப்படியே டார்கெட்டை போய் பிரேக் அவுட் வந்து பண்ணுது கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே பாருங்கள் நமக்கு டார்கெட் டூவையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனது ஃபஸ்ட்டு ஒன் மினிட் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு செகண்ட் கேண்டில் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணுச்சு இப்போ ஃபிஃப்த் கேண்டில் டார்கெட் டூவையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஒரு ஃப்யூச்சர் சார்ட்டில் கால் வந்தால் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம் இப்போ ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம் டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வரையில் சார்ட் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் அதே மாதிரியே தான் உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷனாக இருந்தால் உங்களுக்கு இந்த இடத்துல செல் கால் காட்டியிருக்கும் பட் நம்ம இப்போ பார்க்குறது ஒரு put option thirty eight five hundred put option நல்ல ஒரு டீப்பான ஒரு out of the money option தான் ஷோ பண்ணுறோம் எதுக்காண்டினா இது வந்து ஒரு மந்த் எண்ட் கான்ட்ராக்ட் ஏன்னா கம்மிங் தேர்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த் எண்ட் எக்ஸ்பைரி ஆக போகுது ஏன் இது வந்து ஒரு அவுட் ஆஃப் த மணி நல்லா டீப்பாக காட்டுறோன்னா இதுவே வந்து உங்களுக்கு டூ சிக்ஸ்டி எயிட் இருக்குது நமக்கு கால் வந்தது தேர்ட்டி நைன் ஹண்ட்ரட் தான் அதுக்கப்புறம் நல்லா இறங்கிக்கிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் ரேஞ்சுக்கு கீழே ட்ரேடிங் வந்து போகுது நம்ம பார்க்குறது தேர்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனே வந்து பாருங்கள் நமக்கு வந்து இந்தளவுக்கு ஒரு மொமெண்டமில் அவுட்டில் வந்து இருக்குது ஸோ டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் அதாவது ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் போயிருக்கு டூ எயிட்டிலேருந்து த்ரீ டுவெண்ட்டி அதுக்கப்புறம் டூ சிக்ஸ்டிலேருந்து த்ரீ டுவெண்ட்டி போயிருக்கு அதுக்கப்புறம் நமக்கு செகண்ட் டாரை அச்சீவ் பண்ணும்போது த்ரீ சிக்ஸ்டியவே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா meanwhile bank Nifty future second target achieve பண்ணும்போது நமக்கு ஒரு அவுட் ஆஃப் த மணியில் கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்ல ஒரு ஹெல்ப்பிங் டூலாக இருக்கும் இதை பார்த்து உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் ஓன் ட்ரேட்ஸ்லாம் பண்ணிக்கலாம் இது ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ